வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் ஜூலை எயித் இன்னைக்கு டே ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு டவுன் செட் பிரேக் அவுட் கிடைக்குது செல் கால் ஜெனரேட் ஆகுது sell at eight one thirty ஒன்னா entry point so red colour candle for sell trend intimation காண்டி ஸோ டவுன் சைடில் இருக்க டார்கெட் லைன்ஸ் மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லை மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஒரு செல் கால் வந்திருக்கு ஸோ அந்த கால் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறோம் அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்னிங்கில் பெரிய வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்காது அதனால் மார்னிங் மார்க்கெட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை மேக்ஸிமம் கமாடிட்டி கொஞ்சம் பூஸ்டப் ஆகிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிறது நல்லா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு கரெக்டாக ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆனது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் மாதிரி தான் தெரியுது ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ஒன் ஜீரோன்னு இருக்குது ஸோ அதை ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுதான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது twenty two point reach out கொடுத்தா ஃபஸ்ட் டாரட் நல்லா ரீச் அவுட் ஆகும் so twenty two point down side இறங்குதான்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கேன்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்னு கால்ஸ் லைவ் மார்க்கெட்லேயே ஜெனரேட் பண்ணி தரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க செல் கால் ஜெனரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான் செவன் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தால் என்னால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் ஜஸ்ட் இந்த ட்ரெண்டை பார்த்துட்டு ஓகே கேண்டில் கலரை வச்சு என்னால் ட்ரெண்ட் கண்டுபிடிச்சிட முடியும்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க ஜஸ்ட் ட்ரெண்டுக்கு கூட இந்த சார்ட்டை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ